hi guys welcome to this channel இந்த ஒரு வீடியோ பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு பொது தேர்வு சமமான ஒரு மகிழ்ச்சியான தகவல் வாங்கக்கூடிய வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது மோஸ்ட்லி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்த கொரோனா அப்படின்ற ஒன்று தமிழகத்தில் நாலு நாள் குறைச்சிக்கிட்டே வந்தால் கூட ஸோ மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா இது நாள் வரைக்கும் தமிழகத்தில் தேர்வு நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துலலாம் இப்போ வந்து பொது தேர்வு ரத்து பண்ணி வேணாச்சும் வகையில் மார்க் கொடுக்க முடியுமா அதுவும் உங்கள் ஃப்யூச்சரை பாதிக்காத மாதிரி அந்த மாதிரி போயிட்டாங்க ஸோ மோஸ்ட்லி எனக்கு நிறைய பேர் நியூஸ் பற்றினே தெரிஞ்சிருக்கும் இது நாள் வரைக்கும் அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிடுது எல்லா நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா பொது தேர்வு நடக்குமா இல்லை ரத்தாகுமா அப்படின்ற பற்றி தான் பிரேக்கிங் நியூஸே போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் தான் கல்வி கல்வித்துறை அமைச்சர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பொது தேர்வு கண்டிப்பாக நடக்கும் பட் மருத்துவர்கள் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பட் மருத்துவர்கள் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது ஆளே கண்டிப்பாக வந்துடும் ஸோ அது இன்னும் மிகப்பெரிய பாதிக்கு விளைவிக்கும் ஸோ ஆல்ரெடி நாங்கள் முதல்கிட்ட சொல்லிட்டோம் ஸோ இன்னும் மூன்று மாத காலம் மாற்றம் ஆகும் தமிழகம் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ஸோ இப்போ வந்து போர்த்தேர்வு நடத்த முடியாத சூழ்நிலை தமிழகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறுவேறு ஆலோசனை போயின்னு இருக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி முடிவை தெரிஞ்சுக்காங்க ஸோ இதோட முடிவுகள் வந்து இன்னும் ஏழு நாட்களில் பத்து நாட்களுக்குள்ளே தமிழகத்தில் தெரிஞ்சிடும் ஸோ பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு போத்தேர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி பாசிட்டிவாக வரும் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் யாரும் நம்ப தவலை ஸோ ஓரளவுக்கு படிச்சுட்டே இருங்க ஸோ நம்ம வந்து எந்த நியூஸ் பேப்பர் வந்தாலும் கண்டிப்பாக அப்போ சிபிஎஸ்சி e மாணவர்கள் கேஸ் போட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு கேஸ் வந்து இன்றைக்கி ஹியரிங் வந்து விசாரணைக்கு வருது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விசாரணை என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ அந்த அப்டேட்ஸ்க்கு நீங்கள் உடனே கொடுத்தாச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் வகுப்பு